ஹலோ இங்க வா சாப்பாடு இருக்கா சாப்பாடு இரநூறுபா உன்கிட்ட விலையா கேட்டேன் சாப்பாடு இருக்கான்னு தானே கேட்டேன் இரநூறுபா கூடயா சாப்பாடு எடுத்துட்டு வரேன் குழம்பு யார் ஊத்துவா குழம்பு என்ன எக்ஸ்ட்ரா நூறுபா கூடயா குழம்புக்கு நூறுரூபாயா சும்மாவா தருவாங்க ரொம்ப கொள்ளை அடிக்கிறீங்க கூட்டு பொரியல் இல்ல காய்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு இருபது ரூபா கூடியா கூட்டு பொரியல் கூட இருபது ரூபாய் கேட்பீங்களாயா யோ ஒவ்வொன்னு தனித்தனியாக சொல்லிட்டு இருக்க முடியும் என்ன உப்பே இல்ல உப்பு போட்டு சொர்ணம் வந்து என்ன எந்திரிச்சா போயிட போறீங்க எங்களை விட்டா உங்களுக்கு வேற ஆள் இல்ல போறதை சாப்பிட்டு போயா இது போலத்தான் இணைய சேவை வழங்கும் நிறுவனங்கள் நாம் பயன்படுத்தும் இணையதளம் மற்றும் இணையத்தை ஆதாரமாக கொண்ட மென்பொருட்களை பயன்படுத்த தனித்தனியே கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டுள்ளன இதை தடுக்க இந்த காணொலியை லைக் அண்ட் ஷேர் செய்தால் மட்டும் போதாது save the internet dot in என்ற இணையதளம் சென்று இது தொடர்பாக ட்ராய் அமைப்பிற்கு மின்னஞ்சல் செய்யவும்